வரமாட்டாருன்னு நினைச்ச அப்பா வந்துட்டாரு ஸ்கூலுக்கு டிங் டிங் இத பாருங்க பசங்களா இத வாங்கிக்கங்க உங்க அம்மாவோ அப்பாவோ கண்டிப்பா ஸ்கூலுக்கு வரணும் நாளைக்கு என்ன கிணிச்சு சொன்னது புரியுதா ஓகே சார் கெனிச்சி நீ காலி இத மட்டும் அப்பாவும் அம்மாவும் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் நான் சரியா படிக்கிறேங்கிறது தெரிஞ்சிடும் ஏதோ பாருங்க பிட்சுமா வர வர உங்க பையன் சரியாவே படிக்கிறது இல்ல இப்படியே போனானா அவனை அடுத்த கிளாஸ் அனுப்புறது ரொம்ப கஷ்டம் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் புரிஞ்சுக்கங்க சார் நான் நல்லா படிக்க சொல்லி கணிச்சு சொல்றேன் சார் நீங்க எதுவும் கோவப்படாதீங்க சார் இருபத்தி நாலு மணி நேரமும் கையில புக்கோட தான் இருக்கணும்னு நான் எவ்வளவோ அவங்ககிட்ட எடுத்து சொன்னேன் சார் ஆனா அவங்க கேட்கல சார் நேத்து உன்னால சார்கிட்ட நான் எவ்வளவு திட்டு வாங்கினேன் உனக்கு தெரியுமா உன்னால நேத்து அவர்கிட்ட போய் நான் தலை குனிஞ்சு நின்னேன் இந்த ஒரு வாட்டி தான் உனக்கு மன்னிப்பு இனிமே இந்த மாதிரி பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது இந்த மாதிரி மட்டும் நடக்கவே கூடாது அப்பா மட்டும் ஸ்கூலுக்கு வந்தாருன்னா எங்கதான் அவ்வளவுதான் என்ன பண்றது ஹட்டூரி எதுக்காக அப்பா ஸ்கூலுக்கு வராம தடுக்கணும்னு நீ நினைக்கிற கெனச்சி உண்மையை சொன்னா இந்த ஹட்டோரி உனக்கு ஹெல்ப் பண்ணுவா நிச்சயமாவா நிச்சயமா உதவி செய்வேன் விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு என்ன பத்தி உனக்கு தெரியும்ல உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறது என்னோட கடமையா நினைக்கிறேன் கெனிச்சி பிரச்சனை என்னன்னு முதல்ல என்கிட்ட சொல்லு அப்பதானே எனக்கு புரியும் எதுவா இருந்தாலும் சொல்லு கெனிச்சி ஹட்டோரே எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு யோசனையா என்னன்னு சொல்லு அப்பா வேற ஆபீஸ்ல வேலை செஞ்சு வருவாரு அவர்கிட்ட நான் ஏன் இந்த விஷயத்த சொல்லணும் பேசாம அப்புறமா சொல்லிக்கலாம் நீ சொல்றதும் ஒரு பக்கம் சரின்னு தான் எனக்கும் தோணுது கெனச்சி அனாவசியமா அப்பாவை நாம சிரமப்படுத்த கூடாதுதான் <laughs> அதான் அதான் நானும் அதத்தான் சொல்றேன் அப்பாவுக்கு பதிலா ஸ்கூலுக்கு வேற யாராவது வந்தா நல்லா இருக்கும் எப்படி இருக்கீங்க ஐடியா டிங் டிங் அதாவது ஹட்டோரி அப்பா விஷயத்துல நீ ஸ்கூலுக்கு வந்தீனா யாருக்கும் தெரியாது எனக்கும் பிரச்சனை இருக்காது என்னது ஆமா நீ ஏதான் ஆஸ்கர் அவார்ட் கிடைக்கிற அளவுக்கு நடிக்க உன்னை விட்ட வேற யார் இருக்கா நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் கெனிச்சி அவனை மாட்டினே உன்னுடைய பிளான் எல்லாத்தையும் போய் எங்க பாஸ் கெனிச்சிக்கிட்ட ஒண்ணு விடாம வத்தி வைக்க போறேன் அதுக்கப்புறம் அவரு உங்களை என்ன பண்றாருன்னு பாருங்க ஜக்கோ கூட <laughs> சிரி கிணிச்சு சிரி நாளைக்கு நீ மாட்டதானா போற கியோ அவர் வர்ற ஸ்டைல சரியில்லையே <laughs> கண்மணி நான் கெனிச்சோட கிளாஸ்மேட் கெமுமாக்கி நீ கெனிச்சியோட கிளாஸ்மேட்டா நான் உன்னை பாத்திருக்க கெமுமாக்கி ஆமா இங்க என்ன பண்ற நீ உங்களை பாக்குறதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள் என்னது எனக்காகவா ஆமா அங்கிள் நாளைக்கு எங்க ஸ்கூல்ல ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாங்க ஆனா கெனிச்சி நல்ல மார்க்கே எடுக்கல அந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு பயந்துகிட்டு இருக்கான் ஐயோ பாவம் கெனிச்சி அவ்வளவு கஷ்டப்படுறானா <laughs> அதனால நீங்க அவன்கிட்ட எதுவும் சொல்லாம நீங்க டைரக்டா ஸ்கூலுக்கு வந்துருங்க அங்கிள் நீங்க வரலனா பாவம் சாரு கிட்ட அவன் தான் திட்டு வாங்குவான் மறக்காம வந்துருங்க அங்கிள் சரி என் வேலை முடிஞ்சது நான் வரேன் அங்கிள் கண்டிப்பா நான் வரேன்ப்பா நீ பத்திரமா போயிட்டு வா நீ நல்ல பையனா இருக்கே கெனிச்சு மேல உனக்கு இவ்ளோ அக்கறையா இது பர் ஹட்டோரி கேம்ல எல்லாம் உன்னோட நிஞ்ச டெக்னிக்க யூஸ் பண்ண கூடாது புரிஞ்சதா அதுக்குள்ள முடிச்சிட்டியா போச்சா போச்சா இப்ப தெரியுதா இந்த சீட்டு கட்டுல நான் தான் ராஜான்னு ஏய் அப்பா வந்துட்டாரு வாங்க எல்லாரும் போய் ஜாலியா சாப்பிடலாம் எனிச்சு வருத்தப்படுவோன்னு பார்த்தா இப்படி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கானே இவ்ளோ கிளாஸ் இருக்கே இதுல எது கெனிச்சோட கிளாஸ்னு தெரியலையே டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் இப்ப நிஞ்சா டெக்னிக்கால நான் அப்பா மாதிரி வேஷம் போட போறேன் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் இப்ப ட்ரெஸ் மாத்திக்கிறேன் டிங் டிங் இப்ப நான் தான் அப்பானா எல்லாரும் ஒத்துப்பாங்க ஓ அங்க இருக்கான் கெடிச்சி நான் வர்றதுக்காக வெயிட் பண்றா போல இருக்க கெடிச்சி நான் இங்க இருக்க என்ன கெடிச்சி இந்த மாதிரி நேரத்துல கூட நீ விளையாடிக்கிட்டு இருக்க அப்பா மாதிரியே பேசுறியே ஆமா நான் உன்னோட அப்பா தான் அப்பா மாதிரியே அப்படியே நடிக்கிற கலக்குறப்போ உள்ள வந்தோ இதே ஆக்டிங்க கூட வா என்னாச்சு இவனுக்கு தலையில அடிப்பட்ட மாதிரியே பேசுறான் ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அவங்க டீச்சர் வந்துட்டாரோ என்னமோ தெரியலையே சீக்கிரமா போகணுமே கடவுளே டிங் டிங் டிங் டிங் டிங் என்ன கொடுமை சார் இது அப்பா நேரம் இங்கேயே வந்துட்டாரு இந்த கோலத்துல என்ன பார்த்தாரு அவ்வளவுதான் எங்கதி அதோ கதி ஆயிடும் இங்கேருந்து escape Oh, oh, ah, oh, ah, வாங்க வாங்க நீங்க அப்பா எல்லாம் வாங்க ah, ஒண்ணும் இல்ல சார் சும்மா இங்க காத்து வாங்க சார் மீட்டிங் ஸ்டார்ட் ஆக உள்ள போலாம் வாங்க என்ன eh, eh, வாங்க சார் வாங்க நடங்க சார் இன்னைக்கு நான் செமத்தியா மாட்டினேன் அவ்வளவுதான் உள்ள கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி இல்ல சார் அது வந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா eh, அப்பா நேரா இங்க வந்துட்டாரு இனிமே கெனிச்சுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லபடியா மீட்டிங் முடியட்டும் கெனிச்சு இந்த கணக்குக்கு விட என்னன்னு சொல்லு தெரியாது சார் தெரியும்னு சொல்ற மாதிரி தெரியாதுன்னு தைரியமா சொல்றேன் இந்த சின்ன கணக்கு கூட போட முடியல வெக்கமா இல்ல <laughs> வந்திருக்கிறது ஹட்டூரி தான் நான் எதுக்கு கவலைப்படணும் என்ன கெனிச்சு என்ன பண்ற இந்த சின்ன கேள்விக்கு கூட உனக்கு பதில் தெரியாதா எதுக்காக நீ படிக்க வர சரி சரி விடுங்க விடுங்க என்ன இவ ஓவரா ரியாக்ஷன் குடுக்குறான் என்ன கிடைச்சு என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ இந்த சின்ன கேள்விக்கு கூட உனக்கு பதில் தெரியாதா என்னப்பா விட்ட ஓவர கையில வைக்கிற இங்க பாரு கெனிச்சு நான் உனக்கு அப்பா அத நீ மறந்துட கூடாது கெனிச்சு கிளாஸ் விட்டு வெளியில போ அட நீங்க வேற சரி எங்க அப்பா இல்ல இது ஹட்டோரி டிங் டிங் ஓ அப்பா நல்லா இருக்கீங்களா அப்பா நீங்க தான் வந்திருக்கீங்களா ஆமா நான் தான் வேற யாரு வருவாங்கன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க போனா போதுன்னு பார்த்தா அப்பா பொய் சொன்னா கெனிச்சு நிலைமை தான் உங்களுக்கும் புரியுதா டிங் நாங்க எல்லாரும் கூட்டா பாத் ஹவுஸ்க்கு போனோம் தெரியுமா டிங் டிங் ஏய் எங்க போயிட்டு இருக்க எங்க வீட்ல தண்ணி வரல அதனால பாத் டேப்புக்கு போயிட்டு இருக்கேன் அடங்கு <laughs> இல்ல ஷின்சோ அங்க பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் தனித்தனி ரூம்ஸ் இருக்கும் ஏன் தனி தனியா அங்க வந்து பார்த்தா உனக்கே தெரியும் சரி நான் கிளம்புறேன் என்ன ஷின்சோ இப்படி பண்ணிட்ட எனக்கு மானமே போச்சு பாத்ரூம்ல தனித்தனியா இருக்கும் தெரியாதா ஏன் தனியா இருக்குன்னு கேட்டா தப்பா ஷின்சோ ரெஸ்ட் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியா தான் இருக்கும் புரியுதா அது தனித்தனியா இருக்கிறதுல எனக்கும் கவலை இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அத பத்தி அப்புறம் பேசுவோம் பேசாம ஒண்ணு செய்யலாமா நாமள போய் பாத்தப்ல குளிக்கலாமா என்ன சொல்றீங்க வாழ்வினை தப்பது லை பாய் லை பாய் ஓ பாய் அது நீயா ஓ பரவாயில்லையே நானும் தான் வந்திருக்கேன் என்னது பாத்தியா நாம அடிக்கடி இங்க வர்றது நல்லதுதான் ஏன்னா யுமிக்கோவும் இங்க வரா பாரு <laughs> ஆசையா உள்ள போன அடிச்சுட்டாரு உன்னை அடிச்சு துரத்துனது ரொம்ப தப்பான விஷயம் இப்ப என்ன பண்றது சுஷிமாருவை இங்கே விட்டுட்டு போலாமா ஓகே ஓகே நீங்க எல்லாம் உள்ள போய் கொழுங்க நான் இங்கேயே காவலுக்கு இருக்கேன் அதானே என் வேலை அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல சுஷிமாரு உன்னை எப்படி உள்ள கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும் செஞ்சோனி ரெடியா என்னப்பா ஒழுங்கா காசு கொடுத்துட்டு போங்க புரியுதா ஆள் என்ன மண்டை இது சரி சரி உங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி இதுல போடுங்க அப்புறமா குளிக்க போலாம் ஆனா ஒரு நெஞ்சாவ ட்ரெஸ் இல்லாம பாக்க கூடாது என்ன பண்றது இதெல்லாம் ஒரு ரூலா ஓவரா இல்ல கழட்டி போட்டு வாயா அட்டோரிய ட்ரெஸ் இல்லாம பாக்குறதுக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ம். ஆ, இப்ப நாங்க ரெண்டு பேரும் ரெடியா இருக்கோம் கெனிச்சி ஏய் ஹட்டோரி ஓவரா டயலாக் விட்டா இப்ப இப்படி நிக்கிற தலப்பா கட்ட மட்டும் தான் நாங்க கழட்ட கூடாது கெனிச்சி ஓ அதனால தான் அத ஃப்ரீயா விட்டுட்டியா ஆமா எந்த சூழ்நிலையிலயும் இத நாங்க கழட்டவே கூடாது ஏன்னா எப்ப என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாதுல்ல ஏய் வாங்க குளிக்கலாம் என்ன இங்க யாரையுமே காணோம் ஏன் சார் கூட்டத்தோட கும்மி எடுப்பீங்களோ டிங் டிங் இங்க யாரோ இருக்காங்கன்னு எனக்கு தோணுது பொண்ணுமாக்கி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ எதுக்காக இங்க வந்த இங்க எதுக்கு வருவாங்க விவசாயம் பண்றதுக்காக வருவாங்க குளிக்கிறதுக்கு தான் நாங்க எல்லாம் வாட்டர்லயே பிராக்டிஸ் பண்ணுவோம் தெரியுமா ஆமாமா யாரு அப்ப சரி நாங்களும் இறங்கிடுறோம் டிங் டிங் இந்த தண்ணி ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆமாமா குளுகுளுன்னு இருக்கு தண்ணியை இப்ப சூடாக்குறான் பாக்குறியா கேமமாக்கி இதெல்லாம் இங்க பண்ணக்கூடாது தண்ணி சூடேறிட்டே இருக்கு பாரு ஆமா தண்ணி ரொம்ப சூடா இருக்கு ரொம்ப சூடா இருக்கு டிங் டிங் ஆமா தண்ணி ரொம்ப சூடாகிட்டே போகுது எதனால இப்படி ஆகுது என்னப்பா நிஞ்சா நிஜா சொல்ற இந்த சூட கூட தாங்க முடியாத ஏன் தாங்க முடியாது அப்படின்னு யார் சொன்னது உனக்கு அப்புறம் ஏன் மூஞ்சி இப்படி மாறுது எவ்வளவு சூடானாலும் நான் தாங்குவேன் என் உடம்பு அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது நான் ஒரு நிஞ்சாங்கிறத மறந்துடாத நீ என்னதான் உன் நிஞ்சா பவரை யூஸ் பண்ணாலும் நீ தப்பிக்கவே முடியாது ஒசுங்க போற பாரு இதுக்கு மேல முடியாது சாமி என்னது என்னாலேயே இந்த சூட தாங்க முடியல இவன் மட்டும் எப்படி தாங்குறான் என்ன நடக்குதுங்க இதான் விஷயமா நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி தைரியமா உட்காந்துருக்கியா உன்னை என்ன பண்றேன் பார்க்கேமாக்கி டிண்டிங் தேய்க்க சொன்னன்ற கடுப்புல என் முதுகுல கூட போட்டுறாத கொடுப்பா ஓகே அப்படியே கட்டுப்படி ஓகே என்ன தைரியத்தை சோப் வச்சு அட்டாக் பண்ணுவீங்க இந்த மரம் வருதோ டோப்பில் கால் வச்சாலும் வளர்க்கக்கூடாது ஆய் எப்படி என்னை கீழே விழ வச்சுட்டு நீ ஸ்கேட்டிங் பண்ணுறியா உன்னை எப்படி விழ வைக்கிறேன்னு பாரு வந்துட்டான்டா வந்துட்டான்டா நெஞ்சாட்டாகி கீழே மட்டும் இல்லை சவுத்துலேயும் போக முடியும் வா எப்படி ஆ கடவுளே கடவுளே கடவுளே கடவுளே ஓ சிசிமாரு என்னாச்சு எழுந்துரு உனக்கு என்ன ஆச்சு சிசிமாரு அதாவது அவன் பேய ஏதாவது பாத்திருப்பான் அதான் பயந்து விழுந்துட்டு இருக்கிறான் உனக்கு எதுவும் ஆகல இல்ல சிசிமாரு அங்க கூட்டத்துல யுமிகாவும் இருந்துச்சு என்னது யுமிகாவும் பாத்துட்டியா என்னது அங்க அங்க செவத்துக்கு அந்த பக்கம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஷென்சோ அப்படி பண்ணக்கூடாதுங்கிறல்ல அப்படி பாக்குறது ரொம்ப தப்பு அந்த தப்ப நீங்க செய்யறது நான் விட மாட்டேன் என்ன என்ன ஷின்சோ நினைச்சியா சொன்னதுக்கெல்லாம் தலையாடுறதுக்கு உன்ன ஷின்சோ ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு கீழே இறங்கு போக கூடாது மேல முதல்ல கீழே இறங்கு கெனிச்சு நீ என்ன பண்றாங்க ஆக அவசரத்துக்கு அர்ஜென்ட் சொல்றத கேளு அப்படி எல்லாம் மேல போய் பாக்க இறங்கு கீழே நீயோ நீ எங்க ஓடல கீழே இறங்கு எத்தனை வாட்டி சொல்றது யாரையும் நான் மேல வந்து பார்க்க விட மாட்டேன் அது ரொம்ப தப்பு பொண்ணுங்க குளிக்கிறத யாரும் பார்க்க கூடாது நான் சொல்றது கேளு நீங்க தப்பு செய்யக்கூடாதுன்னு தடுத்து அந்த நானே செஞ்சுட்டேனே டிங் டிங் என்ன தள்ளி விட்டுட்டு நீ பாத்துட்டு மட்டுமா தள்ளி விட்டா எங்க தான் தள்ளி விட்டா நீங்க பண்ணது ரொம்ப மோச்சம் நாங்க யாரும் இதை ஏத்துக்க மாட்டோம் என்ன பிடிச்சி ஏன் கத்துறீங்க உங்க நல்லதுக்கு செய்ய போய் தானே நான் இப்படி மாட்டிக்கிட்டேன் டிங் டிங் இந்த வாக்கி டாக்கிய வச்சுக்கிட்டு நாங்க பட்ட அவஸ்தை ஐயோ டிங் டிங் சத்தம் போடாதீங்க சத்தம் போடாதீங்கன்னு சொல்றல சத்தம் போட்டீங்கன்னா நான் உங்களை அப்படியே கடிச்சு சாப்பிட்டுடுவேன் <laughs> என்ன யாருன்னு நினைச்சீங்க <laughs> அது வேற யாரும் இல்ல நான் தான் நாலு கண்ணை கேணுச்சு ரொம்ப நல்லா அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் சரி ஸ்டேஷனரி போயிட்டு வரியா அதுக்கு எப்படி போறதுன்னு எங்களுக்கு தெரியாது அது எனக்கும் தெரியும் அந்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை நீங்க எடுத்துட்டு போங்க ரூட்டை நான் சொல்றேன் நல்லா இருக்கும் போல ஐ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் கபடி கபடி கபடி கபடி அப்புறம் கேட்ல இருந்து லெஃப்ட் திரும்பி ரைட்ல திரும்பி போங்க ஓ கபடி கபடி கபடி நான் சொல்ற வரைக்கும் நேரா தான் போகணும் ஓகேவா சரி சரி நாங்க நேரா போறோம் அப்புறம் எப்படி போனா டிங் டிங் கெனச்சி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உட்காந்து உன் கையில இருக்கிறது ரேடியோ ரிசீவர் தானே அது என்கிட்ட கூட இது சூப்பரா இருக்கும்னு கேள்விப்பட்டேன் நேரா வந்துட்டீங்களா அங்க ரைட் சைடு திரும்பி இன்னும் நேரா போங்க இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ விளையாடுறானுங்க என்ன மட்டும் சேர்த்துக்க மாட்டேன்றானுங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இங்க ஒரு பெரிய போஸ்ட் பாக்ஸ் இருக்கு போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் இதெல்லாம் விட நான் சொல்றது கேளு சரி இப்ப நாங்க எப்படி போனோம் அந்த ரோட்ல நேரா முட்டி லெஃப்ட் திரும்புங்க புரியுதா போஸ்ட் பாக்ஸ் என்னச்சு என்ன சொல்றானோ அதை அப்படியே கேட்டுட்டு போக வேண்டியதுதான் அம்மா இதைத்தான் முட்டு தத்து சொல்றாங்களோ <laughs> இந்த சின்ன பசங்களை வச்சு கிணிச்சுக்கு ஒரு ஆட்டம் காட்ட வேண்டியதுதான் என்ன சொல்ற ஷின்சு அங்க ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கா சரி பரவாயில்ல பக்கத்து கிரவுண்ட் வழியா போயிடுங்க சரி போறோம் இப்ப என்ன பண்றது இது ரொம்ப பெருசா இருக்கு நீ ஒன்னும் கவலைப்படாத போறதுக்கான ரூட்டை நான் ரெடி பண்றேன் பின்னாடி மாட்டிக்கிச்சு பின்னாடி மாட்டிக்கிச்சு அம்மா இந்த இத புடிச்சுக்கோ அருமையான வாசனை வருது சாக்லேட் ரோல் அம்மா என்ன சிசுமாரு வாயில தண்ணி ஊறுது இது வேணுமா அத போய் வேணுமான்னு கேக்குறீங்க நான் இதை உனக்கு தரேன் ஆனா உன் கையில இருக்கிற ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை என்கிட்ட கொடுத்துடணும் சரியா இட்டியா இருக்க வேணும் இதை நீயே வச்சுக்கோ ஆமா நான் கொடுக்க பார்த்தேன் சரி இதை நானே கெமுமாக்கி கெமுமாக்கி எதுக்கு டென்ஷன் வச்சுக்கோ அது கொடு கமான் ஒரு வழியா வாங்கிட்டோம் இப்ப பாரு மேட்ர காப்பாத்துங்க காப்பாத்துங்க இங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க வாங்க என்ன இது இதுல கெமு மக்கியோட குரல் கேக்குது சிஞ்சோக்கும் சிஷிமாருக்கும் பிரச்சனை நீ சீக்கிரம் இங்க வந்துரு அப்படியா சரி நான் உடனே அங்க வர ஓவர் ரெண்டு பேருக்கு என்னாச்சும் தெரியல எந்த பக்கம் போனாங்க கெமமாக்கி இப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லு இப்ப நான் நாலாவது பிளாக்ல இருக்கேன் சீக்கிரம் வந்துரு ஏய் கியோ சீக்கிரம் வந்துரு ஓகே பாஸ் எங்க தெரியுது அடடா உங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல சீக்கிரம் போய் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணனும் நல்ல வேதியா என்னப்பா ஆச்சு சீக்கிரம் வா அவங்க அஞ்சாவது பிளாக்ல இருக்காங்க சீக்கிரம் வந்து அவங்கள காப்பாத்தே வா வா லேட் பண்ணாத இந்த மாதிரி நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் அவங்கள அனுப்பி இருக்கவே மாட்டேன் ஷின்சோ ஷிஷிமாரு எங்க இருக்கீங்க இல்லையா அவங்க இப்ப ஆறாவது வந்துட்டாங்க சீக்கிரம் வா எனது 6th பிளாக்கா இந்த விளையாட்டு ரொம்ப அற்புதமா இருக்கே தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க எட்டாவது பிளாக்குக்கு வந்துட்டாங்க எவ்வளவு நேரம் சீக்கிரம் வா லேட் பண்ணாத அது சரி இப்ப அங்க போயிட்டாங்களா அவங்க என்னப்பா நடக்குது தலையெழுத்து இந்த கிணிச்சி பையனை பழி வாங்குறதுக்கு சரியான நேரம் கிடைச்சிருக்குல்ல கியோ எப்படி அந்த கெம்முமாக்கி உங்ககிட்ட இந்த ரிசீவரை புடுங்கிக்கிட்டு ஓடிட்டானா கிச்சிமானதான் அவங்க குத்துட்டான் மன்னிச்சோ யாராவது சரியான இடத்துல நல்லா மாட்டிக்கிட்டான் பாரு இவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு வழியா நீ தப்பிச்சிங் டிங் டிங் மாக்குக்கு இந்த கெம்பு என்ன பண்ணலாம் என்னாச்சு சத்தத்தையே காணோம் பையன் அவுட்டா இல்ல இத அவுட்டா அந்த டாகி கெமு ஏதா கடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் நீ ஜாக்கிரதையா இருக்கு என்னச்சி அந்த பக்கம் போயிடாத என்னது அந்த கெமு மாக்கி எங்க இருந்தாலும் விடமாட்டேன் மாட்டேன் அவனை எப்படியாவது குடிச்சு கடிச்சே தீர்வேன்னு அந்த டாகி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கு அந்த டாகி இன்னைக்கு கெமுமாக்கிய விடவே விடாது அவன் கிடைச்சா போதும் கடிச்சு கொதறிடும் கெமுமாக்கியால தப்பிக்கவே முடியாது பாத்தியா அவன் ஐடியா வச்சு நான் எப்படி அவனே அடிச்சேன்னு டிங் டிங் ஆனா என்னோட ரிசீவரையும் அவன் எடுத்துட்டு போயிட்டான் அது இல்லாம இது எப்படி ஒர்க் ஆகும் அவ்வளவுதானா கேமமாக்கி எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேன் இவனுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறானே இந்த பையன்